Getting Started with Arrays spoken tutorial க்கு நல்வரவு இந்த tutorial லின் முடிவில் பின் வருவனவற்றை செய்யலாம் டேட்டா வை பயன்படுத்தி அரேஸ் உருவாக்குவது லிஸ்ட் களில் இருந்து அரேஸ் உருவாக்குவது பேசிக் அரே ஆப்பரேஷன் களை செய்வது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் உருவாக்குவது zeros zeros underscore like ones ones underscore like போன்ற பங்ஷன் களை பயன்படுத்துவது டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் getting started with list tutorial ஐ முடிக்கவும் அரேஸ் என்பன ஹோமோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லிஸ்ட் மாதிரி அவற்றில் பல்வேறு டேட்டா எலிமென்ட்ஸ் இருக்க முடியாது ஒரே வகை டேட்டா தான் அவற்றின் என்ட்ரி ஆக இருக்கலாம் இன்டிஜர்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் புளோட்ஸ் எதுவானாலும் சரி ஆனால் பல வகைகளாக கலந்திருக்க முடியாது கொடுத்த நீளத்துக்கு மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் களில் arrayகள் லிஸ்ட் களை விட வேகமாக செயல்படும் காரணம் அவற்றின் ஹோமோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் இப்போது அரே களை உருவாக்குவதை பார்க்கலாம் அரேஸ் உடன் வேலை செய்ய தேவையான மாடியூல் களுக்கு ஸ்பேஸ் ஹைபன் பைலாப் ஆப்ஷன் உடன் ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ இயக்கலாம் டைப் செய்க IPython space hyphen pylab array ஐ உருவாக்க நாம் பயன்படுத்தும் பங்ஷன் அரே இப்படி ஆ1 is equal to array within brackets square bracket 1 comma 2 comma 3 comma 4 கவனிக்க இங்கே ஒனே டைமென்ஷனல் அரே ஒன்றை உருவாக்கினோம் மேலும் அரே ஐ உருவாக்க நாம் பாஸ் செய்த ஆப்ஜெக்ட் ஒரு லிஸ்ட் இப்போது ஒரு 2 டைமென்ஷனல் அரே ஐ உருவாக்கலாம் டைமென்ஷனல் அரே ஐ உருவாக்க ஒரு லிஸ்ட் களின் லிஸ்ட் ஐ அரே ஆக மாற்ற பயன்படுத்தலாம் ஆ2 array within brackets within square brackets 1 comma 2 comma 3 comma 4 comma பின் மீண்டும் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 5, 6, 7, 8. பின் enter செய்க. இப்போது arrange function ஐ பயன்படுத்தி முன் போலவே அதே array ஐ உருவாக்கலாம். டைப் செய்க AR is equal to arrange within bracket 1, 9. பின் enter செய்க. ஆகவே அவுட்புட் ஐ பெற டைப் செய்க பிரின்ட் ஆர் பார்ப்பது போல நமக்கு எலிமென்ட்ஸ் 1 முதல் 8 வரையான ஒன் டைமென்ஷனல் அரே கிடைத்தது இப்போது அதை two dimensional array of order 2 by 4 ஆக ஆக்க முடியுமா ஆம் முடியும் இதற்கு பயன்படுத்த வேண்டிய பங்ஷன் reshape டைப் செய்க ஆர் டாட் reshape பிராக்கெட்ஸ் 24 பின் enter செய்க டைப் செய்க ar dot reshape within brackets 4 comma 2 ar is equal to ar dot reshape within brackets 2 comma 4 நமக்கு 2 டைமென்ஷனல் அரே கிடைத்துவிட்டது இப்போது ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட் ஐ அரே ஆக்குவதை பார்க்கலாம் ஒரு லிஸ்ட் ஐ டிஃபைன் செய்யலாம் ல்1 டைப் செய்க ல்1 is equal to within square brackets 1 comma 2 comma 3 comma 4 பின் என்டர் செய்க இந்த லிஸ்ட் ஐ அரே க்கு கன்வெர்ட் செய்ய அரே பங்ஷன் ஐ இது போல பயன்படுத்துகிறோம் ஆ3 is equal to array within brackets ல்1 அரே வின் வடிவத்தை காண பயன்படுத்துவது இந்த முறையை டாட் ஷேப் இதுவரை உருவாக்கிய அரேஸ் இன் வடிவங்களை சோதிக்கலாம் ஆ2 டாட் ஷேப் ஆப்ஜெக்ட் ஒரு டப்பிள் ஆகும் மேலும் அது ஒரு டப்பிள் ஐ திருப்பியது 2 4 டப்பிள் என்பது ஒரு ஒழுங்கு செய்த எலிமென்ட்ஸ் லிஸ்ட் வீடியோவை நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும் உருவாக்கிய மற்ற arrayகளின் வடிவத்தை காணவும் அதாவது ஆ1 ஆ3 ஆர் டெர்மினலில் இப்படி செய்யலாம் ஆ1 டாட் ஷேப் ஆ3 டாட் ஷேப் ஆர் டாட் ஷேப் இப்போது எலிமென்ட்ஸ் இன் கலவையால் புதிய அரே உருவாக்கி என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் டைப் செய்க ஆ4 is equal to array within brackets பின் square bracket 1 comma 2 comma 3 comma within single quote a string enter செய்க அரேக்கள் ஒரே டேட்டா டைப் ஆன எலிமெண்ட் களைத்தான் கையாளும் என்பதால் பிழையை எதிர்பார்த்தோம் ஆனால் பிழை வரவில்லை நாம் உருவாக்கிய புதிய அரே வேல்யூஸை வால்யூஸ் ஐ பார்க்கலாம் டெர்மினல் லில் டைப் செய்க ஆ4 நம் முதல் மூன்று எலிமென்ட்ஸ் இன்டிஜர் என நினைத்தாலும் இங்கே எல்லா எலிமெண்ட் களும் தெளிவாக ஸ்ட்ரிங்ஸ் என கொள்ளப்பட்டன இதையும் பார்த்தீர்களா dtype S8 என ஒரு அவுட்புட் கிடைத்தது dtype என்பது வேறொன்றும் இல்லை ஆப்ஜெக்ட்களை சீக்வென்ஸ் வைத்துக்கொள்ள அது ஒரு மினிமம் டேட்டா டைப் இப்போது மேலே zeros பங்ஷன் ones பங்ஷன் போன்றவற்றைக் காண்போம் இதற்கு ஒரு மேட்ரிக்ஸை உருவாக்க வேண்டும் கொடுத்த அளவில் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை உருவாக்கலாம் அது 2 டைமென்ஷனல் அரே அதில் எல்லா டயகனல் எலிமெண்ட் களும் 1 மற்றவை 0 நாம் பங்ஷன் identity ஐ கொண்டு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐ உருவாக்கலாம் பங்ஷன் identity எடுத்துக்கொள்வது தேவையான மேட்ரிக்ஸ் இன் அளவை குறிப்பிடும் ஒரு இன்டிஜர் ஆர்குமென்ட் நீங்கள் காண்பது போல identity function 3 by 3 square matrix ஐ திருப்பும் அதில் எல்லா டயகனல் எலிமென்ட்ஸ் களும் ஒன்று மற்றவை ஜீரோ டைப் செய்க ஐடென்டிட்டி பிராக்கெட்ஸ் 3 ஜீரோஸ் பங்ஷன் ஒரு tuple ஏற்றுக்கொள்கின்றன அதுதான் உருவாக்க நினைக்கும் அரேவின் ஆர்டர் அது எல்லா எலிமெண்ட் களும் ஜீரோஸ் ஆக இருக்கும் அரே ஐ உருவாக்குகிறது ஒரு எல்லா எலிமெண்ட் களும் 0 ஆக 4 பை 5 ஆர்டர் ஆன அரே உருவாக்குகிறோம் அதை மெத்தோட் zeros ஐ பயன்படுத்தி செய்யலாம் டைப் செய்க zeros வித்தின் பிராக்கெட்ஸ் மீண்டும் இன் பிராக்கெட் 4 காமா 5 பின் என்டர் செய்க கவனிக்க ஒரு tuple ஐ பங்ஷன் zeroவுக்கு கொடுத்தோம் வீடியோவை நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும் ஆகவே இரண்டு functionகளை கற்றோம் identity மற்றும் zeros பின்வரும் functionகள் பற்றி கற்கவும் zeros underscore like ones ones underscore like பின் வருவனவற்றை முயற்சி செய்யவும் முதலில் ஆ1 இன் வேல்யூ வை காணவும் ஆ1 என்பது சிங்கில் டைமென்ஷனல் அரே என்று காண்கிறோம் ஆகவே டைப் செய்க ஆ1 பின் என்டர் செய்க இப்போது ஆ1 இன்டோ 2 வை முயற்சிக்கலாம் டைப் செய்க ஆ1 இன்டோ 2 இது புதிய அரே ஐ பெருக்கிய எலிமெண்ட் களுடன் திருப்பியது இப்போது மீண்டும் ஆ1 இன் கன்டென்ட்ஸ் ஐ சோதிக்கலாம் ஆ1 இன் மதிப்புகள் அப்படியே இருக்கின்றன அதே போல கூட்டலும் ஆகவே டைப் செய்க ஆ1 பிளஸ் 2 பின் என்டர் செய்க பின் டைப் செய்க ஆ1 இது புதிய அரே இரண்டால் கூட்டிய எலிமெண்ட் களுடன் திருப்பியது ஆனால் மீண்டும் ஆ1 இன் மதிப்புகள் அப்படியே இருக்கின்றன நீங்கள் ஆ1 இன் மதிப்பை மாற்ற வெறுமனே அதற்கு புதிதாக பெற்ற அரே அசைன் செய்தால் போதுமானது ஆ1 2 A என டைப் செய்து எலிமெண்ட் களின் மதிப்பு மாறிவிட்டதை கவனிக்கலாம் டைப் செய்க A பின் என்டர் செய்க ஆகவே அவுட்புட்டை பெற டைப் செய்க A1 அரே உடன் எல்லா மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் களையும் பயன்படுத்தலாம் இப்போது இதை முயற்சிக்கலாம் A1 is equal to array within brackets square brackets 1 comma 2 comma 3 comma 4 பின் என்டர் செய்க பின் ஆ2 is equal to array within brackets square brackets 1 comma 2 comma 3 comma 4 பின் டைப் செய்க ஆ1 பிளஸ் ஆ2 பின் என்டர் செய்க இது கூட்டலால் ஒரு அரே எலிமெண்ட் ஐ கொடுக்கிறது இதை பார்க்கலாம் ஆ1 இன்டோ ஆ2 ஆ1 இன்டோ ஆ2 திருப்புவது எலிமெண்ட் களை பெருக்கி கிடைத்த ஒரு அரே இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஐ செய்வதில்லை என்பதை கவனிக்க இத்துடன் இந்த டுடோரியல் நிறைவு பெறுகிறது இந்த டுடோரியலில் நாம் கற்றவை அரே பங்ஷன் ஐ பயன்படுத்தி அரே ஐ உருவாக்குவது லிஸ்ட் ஐ அரே ஆக மாற்றுவது கூட்டல் பெருக்கல் போன்ற சில அடிப்படை செயல்களை அரேஸ் மீது செய்வது சில பங்ஷன் களை பயன்படுத்துவது shape arange reshape zeros zeros underscore like ones ones underscore like போன்றவை நீங்கள் தீர்வு காண சில செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1 x is equal to array within brackets square bracket 1 comma 2 comma 3 comma square bracket 5 comma 6 comma 7 என்பது செல்லுபடியாகும் ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யா 2 once underscore like பங்ஷன் செய்வது என்ன ஆ கொடுத்த அரே போன்ற உருவம் வகையுடன் ஒன்றுகளின் அரேவை திருப்பும் ப் கொடுத்த உருவம் வகையுடன் ஒன்றுகளின் புதிய அரேவை திருப்பும் statementகளை படித்து விடை அளிக்கவும் ஸ்டேட்மெண்ட் ஆ மட்டுமே சரி ஸ்டேட்மெண்ட் ப் மட்டுமே சரி ஸ்டேட்மெண்ட் ஆ மற்றும் ப் இரண்டும் சரி ஸ்டேட்மெண்ட் ஆ மற்றும் ப் இரண்டும் தவறு விடைகள் இதோ 1பொய் சரியான வழி எலிமென்ட்ஸ் ஐ லிஸ்ட் களில் அசைன் செய்து பின் ஒரு அரே கன்வெர்ட் செய்வதே டைப் செய்க x is equal to array within brackets square bracket one comma two comma three comma square bracket five comma six comma seven ஒன்று ஃபங்க்ஷன் ஒன்ஸ் அண்டர்ஸ்கோர் லைக் கொடுத்த அரே போன்ற உருவம் வகையுடன் ஒன்றுகளின் அரே திருப்பும் இந்த டுடோரியல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி